இந்த லெசனில் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோன்றதை பார்ப்போம் ரூபியில் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டெஃப்ன்ற கீவேர்டு தான் பி பிகின் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் சம்முன்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் puts this is a sum method அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேன் ஓகேவா இதுதான் மெத்தட் டெஃபினிஷன் இன் ரூபி டெஃப்ன்ற கீவேர்ட் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் இது எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்புறம் மெத்தடோட நேம் அதுக்கப்புறம் உங்கள் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் மெத்தட் முடிஞ்சிருச்சுன்னு ரூபிக் சொல்கிறதுக்கு என் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இதே வந்து இப்போ நான் ரெண்டு வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன் ப்ராக்கெட்ஸும் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி ஓகேயா இப்போ நான் இதை வந்து எப்படி இன்வோக் பண்ணலான்னா இந்த மாதிரி sum sum of two comma த்ரீன்னு நான் இன்வோக் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபைவ்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சா ஸோ இதுதான் ரூபியில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரிட்டர்ன் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன் அது கூட தேவையில்லை ரூபியில் பார்த்தீங்கன்னா sum of A comma B A plus பின்னு மட்டும் சொன்னாலே போதும் ரூபி வந்து நார்மலாகவே கடைசி ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடும் இதை விட சிம்பிளாக எங்கேயும் பண்ண முடியாது உள்ள இருக்கு ஸோ இதுதான் ரூபியில் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் இப்படி தான் நடக்கும் நம்ம நெக்ஸ்ட் லெசன் போவோம்